hi guys welcome back to this channel ஒரு வீடியோ பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு சமமான ஒரு முக்கியமான தகவலை வழங்கக்கூடிய வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்க போது இந்த ஒரு வீடியோ நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்கும் ஸோ முடிஞ்ச ஒரு வீடியோ அப்படி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு சமமான நினச்சி டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ முடிஞ்சும் போது மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிச்சுன்னா அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா போய் கேளுங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு அனைத்து மாணவர்களும் சிபிஎஸ்சி e ஆகட்டும் ஐசிசி e ஆகட்டும் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் எல்லா மாணவர்களுமே நாடு முழுவதும் உள்ள பண மாணவர்கள் அனைவருக்குமே எதிர்பார்த்த ஒரு நியூஸ் தகுது இன்னைக்கு சிபிஎஸ்சி ஐசிஐசி ஐசிஐசி போட்ட வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அதுக்கான முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிஞ்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க அது ப்ரூஃப் உடைய பத்தில் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஐசிஐசி ப்ளஸ் டூ பொது தேர்வு ரத்து செய்யும் கூறும் வழக்கு மூன்றாம் தேதி ஒத்திவைப்பு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம் மடி ஒத்தி ஒரு இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்கலாம் பட் இப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இந்த மூணு நாள் டைம் கொடுத்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாளில் நாங்கள் மத்திய அரசு டைம் தரோம் அதுக்குள்ளே இந்த பொது சமமான முழுமையான டீட்டெயில்ஸை வெளியிடணும் ஏன்னா மாணவர்கள் வச்சுருந்துச்சுன்னா எல்லாமே செக்ஸ் கரெக்டாக இருக்கிறது பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இன்னும் மூணே நாள் தான் உங்களுக்கு டைம் அண்ணன் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான ப்ரூஃபும் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ மூன்று நாட்களில் கொள்கை எடுக்க உச்சநீதிமன்றம் கூறினதை கூறியதால் வழக்கு விசாரணைக்கு தகவல் இன்னும் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தேர்வு நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி ஐசிஐசி ஐசிஐசி மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்குமே அதை பொறுத்து தான் முடிவெடுக்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு நடத்தலாமா வேண்டாமா எப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியிட சொல்லியிருக்காங்க ஸோ தகவல் லீக்கில் இருக்குது ஸோ அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல்